நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனித கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் நற்றிணையின் வெற்றி படிகள் நற்றினை நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் இரா பிரபாகரன் நான் காரைக்குடி வித்யாகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் கொரோனா இல்லாத பாரதம் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு கவிதை ஒன்றை உங்களிடம் கூறுவதில் பெருமையடைகிறேன் அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் பாகுபாடின்றி பரவிவிட்டது கொரோனா என்னும் கொடிய வைரஸ் உலக பேரழிவாய் உணரப்படும் கொரோனா இன்று வல்லரசு நாடுகளை கூட வந்து பார் என்கிறது இந்திய திருநாட்டின் மக்களாகிய நாம் கொரோனா வைரஸின் கோர பிடியில் இருந்து எப்படி நம்மை காத்துக்கொள்ளப் போகிறோம் நுரையீரல் அறைகளை உறைவிடங்களாக்கி பல்லாயிரங்களாய் பல்கி பெருகி உடலை உருகுலைத்து உயிரை பழி கேட்கும் இந்த கொரோனா வந்தால் மருந்தில்லை வருமுன் காப்பதை தவிர வேறு வழி இல்லை தேரினை இழுக்கின்ற திருவிழா மாதங்களில் கொரோனாவுக்கு எதிரான போரினை நடத்துகின்ற பொறுப்பினை நாம் ஏற்றுள்ளோம் இந்த நேரத்தில் நமது வாழ்வை பாதுகாக்க தமது வாழ்வை பணையம் வைத்து நமது வாழ்வை பாதுகாக்க தமது வாழ்வை பணயம் வைத்து அள்ளும் பகலுமாய் அயராது உழைக்கின்ற மரியாதைக்குரிய மருத்துவ பெருமக்கள் தொழத்தக்க பெருமை கொண்ட துப்புரவு பணியாளர்கள் கண்ணியமாய் மதிக்கத்தக்க காவல்துறை அதிகாரிகள் இன்னும் பணி செய்யும் எண்ணற்ற பணியாளர்கள் இவர்களை எல்லாம் நன்றியுடன் வணங்கிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம் அனைவரின் நலம் கருதி அரசுகள் எடுகின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் எதிர்கேள்வி கேட்காமல் கட்டுப்படுவது ஒன்றையே கடமையாய் கருத வேண்டும் விடுமுறையும் அளித்து ஊரடங்கும் பிறப்பித்திருப்பது வேண்டிய இடம் சென்று விருப்பப்படி சுற்றுவதற்கல்ல ஊரடங்கு உத்தரவும் இல்லத்தில் உள்ளிருக்கும் உத்தரவும் உயிர் காக்கும் உத்தரவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவ சொல்லுவதும் இருமல் தும்மல் வெளிப்பட்டால் கைகுட்டையால் மறைக்கும்படி கட்டாயப்படுத்துவதும் வெளியே சென்றால் முகக்கவசம் அணிய சொல்லுவதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமென்று மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் வலியுறுத்தி கூறுவதும் காற்றில் பறக்க விடும் விதிகள் அல்ல கொரோனாவிடமிருந்து நம்மை காக்க பயன்படும் கட்டாய விதிகள் சமூக வலைதளங்களில் செயல்படும் நண்பர்களே தயவு செய்து கொரோனா குறித்த வீணான வதந்திகளை விதைத்து விடாதீர்கள் முடிந்தால் விழிப்புணர்வுக்கு ஏதாவது வழிவகைகள் கூறுங்கள் தாயுள்ளம் கொண்ட தமிழகம் வரும் தந்தையுள்ளம் கொண்ட பாரத பிரதமரும் கொரோனாவுக்கு எதிராக தொடங்கியுள்ள யுத்தத்தில் நாமும் பங்கேற்று நாட்டை பாதுகாப்போம் கொரோனா இல்லாத பாரதம் படைப்போம் நன்றி வணக்கம்